ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெனாட் யூஎஸ்ஆர் e அதோட வீடியோ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் பட் அந்த அன்பாக்சிங் யார் பண்ணியிருக்காங்கன்னா என் தம்பி தான் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா அவனுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது மிஸ்டர் தீனி பண்ணுறவங்க அப்படின்னு ஸோ அவன் தான் எதிர்பார்த்தான் சரி ரொம்ப நாளாக நம்ம சாப்பாடை பற்றி போடுறதுமே ஒரு ரிவ்யூ நான் புதுசாக போடலாம் எப்படி போடுறது தெரியல ஸோ புதுசாக நான் கேமரா வாங்கியிருக்கேன் ரிவ்யூ போடுறியாடா அப்படின்னு கேட்டேன் வா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் அவனோட ரிவ்யூவில் வீடியோஸ் ரொம்ப கண்ணா அப்படின்னு நடிச்சிருக்கான் ஸோ அதனால் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் நான் கொடுக்கலாம் அப்படின்றத விதம் பார்த்துருக்கேன் அவன் அன்பாக்சிங் பண்ணுறத எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வீடியோவில் போடுவாங்க இது வரைக்குமே நானும் சரி என் தம்பி சரி யூடியூப்பில் எதனா ஒரு வீடியோ பண்ணலாம் கண்டென்ட் எழுதுக்கிட்டே கிடையாது டேரெக்டாக எடுத்துக்கோ வீடியோ போட்டோமான்னு இருக்கும் ஸோ கண்டென்ட் எழுதலான்றது இப்போ தான் எங்களுக்கு கஷ்டம் தெரியுது ஏதாவது எந்த ஒரு வீடியோ வந்தாலும் கண்டென்ட் எழுதி போடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஃபஸ்ட் டைம் அவன் வீடியோ போட்டிருக்கான் என் தம்பி அவனோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அவனோட சேனலும் என்னோடய சேனலும் இதுதாங்க கெனன் யூஏஎஸ்ஆர் பாக்ஸ் நல்லாவே இருக்குது பாக்ஸு நான் பார்க்கும்போது அதுதான் என் தம்பி பாக்ஸு திருப்பி தேவை மேனுவல் புக் கெனன் யூஎஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அதோட ஒர்க்கிங் செக்ஷன் எல்லாமே இருக்கும் அதோட மேனுவல் புக் அடுத்து பார்த்திங்கன்னா அது அதர் லாங்குவேஜில் சேர்ந்துருக்கும் ஒரு பெரிய கேட்லாக் அந்த புக் கொடுங்க கேமராவோட டேகு இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா EF lens twenty four to one not five lens EF lens RF lens இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்றது அடுத்து பார்த்திங்கன்னா கேமராவோட பேட்டரி அடாப்டர் சார்ஜிங்கு கேபிள் அது பேட்டரி பார்த்திங்களா ஒரே பேட்டரி தான் இருக்கும் பாக்ஸ் இதில் நம்ம வேணுன்றது அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் ஏன்னா கேமராவில் ஒரு சில மைனஸும் இருக்குது அது என்னன்றது சொல்கிறேன் நான் இது வந்து C to C C cable இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டைமில் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது யூஸ் பண்ணணும் ஆனால் சார்ஜும் போடணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கேபிள் அடுத்து என் தம்பி தரமாக எடுக்கிறவங்க ஒரு கேமரா உண்மையிலே செம கேமரா இது பார்க்கும்போது நல்லா அழகாக சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக தெரிஞ்ச கேமரா மிரர்லெஸ் கேமரா பாடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே சமயம் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா காம்பேக்டாக இல்லை அது பிடிக்கும்போது ஒரு அருள் கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கிது பட் பரவாயில்ல நல்லாயிருக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கேமரா பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பேசுவேன் தம்பி பேசிகிட்டே இருக்க பாருங்க ஒன்றும் இல்லைங்க அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டியோட காம்பேக்டாக தான் அழகாக தெரியும் பார்க்குறது ஃபைவ் டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் மேனுவலாக வெளியில் பட்டன்ஸாக கொடுத்துருப்பாங்க இதில் அப்படி கிடையாது நிறைய பட்டன்ஸு இம்பில்ட் ஆகி டச் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரில் ஒரு சென்சாரும் கொடுத்துருக்காங்க அது பக்கத்து இருக்குது அந்த கீ அது வந்து ஜாய்ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜாய்ஸ்டிக் அது அதுவும் டச் தான் ஸோ அதை தான் சொல்கிறாப்புல தம்பி டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா C to C type cable use பண்ணுறதுக்கான அடாப்டர்ஸ் சார்ஜிங் கேபிள்ஸ் மோ மோல்டு சி டைப்பு சார்ஜிங் கேபிள் எல்லாமே அதில் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கேமரா எப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டான் ஸோ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடுவோமே என்னதான் இருக்குது லென்ஸு பாடி கேப்பு கட்டிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடும் இருக்குங்க நிறைய பேர் போட்டு யூஸ் பண்ணி அந்த மவுண்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க மார்க் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு ஒரு கேமராலையுமே நிக்கானில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் கெனாலில் ரெட் கலர் இருக்கும் ஒரு சிலர் அது ஒயிட்டு ரெட்டுனாலாம் இல்லை காமனாக இருக்கும் அது மார்க்குன்னு அது யூஸ் பண்ணலாம் தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்கிறப்பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க கேமரா பார்க்கும்போது அதாவது அவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபங்கஸ் வரக்கூடாது கேமரா திருப்பி கேப் லென்ஸ் பண்ண முடியும் நம்ம கேப்பை தூக்கி அங்கங்கே போட்டுறதுனால அது ரொம்ப ப்ராப்ளம் வரும் கேப்புக்கு கேப்பும் அட்டாச் ஆகிற மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதாங்க அது ஒரு பாக்ஸ் மாதிரி அழகாக ரெடி ஆகிடும் ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே டஸ்ட் எதுவும் இருக்காது ஸோ அந்த சின்ன ட்ரிக்ஸ் தான் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம் வாங்கி உள்ள டேட்டு லொக்கேஷனு டைமிங் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆன் பண்ணணும் டேரெக்டாக ஆன் ஆகிடும் கேமரா அதனால் தம்பி அது அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான் கடையிலேருந்து வாங்கும் போதே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் சொல்கிறது ஏன்னா கேமரா நல்லா இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணி வாங்குறது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாருமே செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அந்த வியூ ஃபைண்டர் தான் தம்பி சொல்கிறது வியூ ஃபைண்டரில் வைக்கும்போது அந்த இடம் க்ளோஸ் ஆகிடும் இதில் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன டிஸ்பிளே ஓவரால் ஆன்லேயே இருக்கிறதுனால சார்ஜிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அடிக்கடி சார்ஜிங் ப்ராப்ளம் வரலாம் ஐ மீன் எப்படி சொல்கிறது சீக்கிரம் ட்ரை ஆகும் சார்ஜ் ஸோ டிஸ்பிளே வந்து டச் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சார்ஜ் நிற்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆஃப் அன் ஹவர் நிற்கலாம் ஸோ இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பேட்ரி வாங்கிங்க இல்லைனா பேட்ரி கிரிப்பு வரும் பார்த்தீங்களா அந்த கிரிப்பு சேர்த்து வாங்கிங்க உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இது நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இஎஃப் e லென்ஸ்னு சொன்னேன் இல்லையா இஎஃப் லென்ஸில் அப்பச்சர் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் தான் ஆர்எஃப் லென்ஸ் வாங்கியதுன்னா ஒன் பாயிண்ட் எயிட் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க கேமரா எடுத்து கண்ணில் வைக்கும்போதே மச்சம் செம்மையாக இருக்கிற பின்னாடி பிளாக் கலர் அந்த பிளர்ரு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேனான் கேமரா இருக்குது லென்ஸு நல்லா இருக்குது ஸோ மிரர்லெஸ் கேமராவுக்கு லென்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மவுண்ட் வாங்கினாலே போதும் அது ஜஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் டூ நைன் தௌசண்ட்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம எது ஒன்றாலும் வாங்கிக்கலாம் ஆனால் நல்லாவே இருக்குது மவுண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக தேம்ரான் லென்ஸ் யூஸ் பண்ணேன் எப்படி சொல்கிறதுங்க Tamron lens seventy to two hundred lens அதுக்கு நான் இந்த மவுண்ட் போட்டு யூஸ் பண்ணேன் நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட்டு ஸோ பெரிய டெலி லென்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை நான் இன்னும் நல்லா டெப்த்தாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண லென்ஸ் அப்படின்னா மவுண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் கேனர் கேமராவோட லென்ஸு யூஸ் பண்ணலாம் நல்லா பெஸ்ட்டாக தெரியும் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை மிரர்லெஸ் கேமராவோட லென்ஸே வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி தான் ஆகணும் அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி மந்திரம் பண்ணி கேமரா பேக் வர வச்சுட்டாப்புல என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் இந்த கேமரா வைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கின கேமரா பேக்கும் ரெயின் கவரு கவர் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்க லாங் ட்ராவலெல்லாம் போனீங்கன்னா ரெயின் கவர் அட்ல ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறீங்க மழை டைமில் மட்டும்னு இல்லை டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி தானே ஸோ அதனால் ரெயின் கவரும் யூஸ் பண்ணுங்கள் இந்த கேமரா க்ரிப்பு தம்பிக்கு போட வரல அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் முட்டி மோதி அளவு மோதி கேமரா க்ரிப்பு போடுறோம் இதுதான் அந்த கேமராவோட இன்னொரு பேகு பார்ட்டிஷன் நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் அது கேமராவோட உட்டுங்க அது இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நிறைய பேர் ஸ்டைலுன்னு நினச்சிருக்காங்க அது ஆக்சுவலாக ஸ்டைல் கிடையாது இன்டோரில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவுட்டோர் போனீங்கன்னா டேரக்ட் சன்லைட் உங்களோட யூவி ஃபில்டர் மேலே பட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஸோ உங்களுக்கு சென்சார் ஏதாவது ட்ரபுள் வரலாம் அதனால் அந்த லென்ஸ் விட்டு இன்டோர் விட அவுட்டோரில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால் அது யூஸ் பண்ண பழகுங்க நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தம்பி போட முடியல சிலிக்கான் கவர் பிரிச்சிடும் உங்களை அப்படிதாங்க கவர் போடுறதுக்கு முன்னாடி லென்ஸ் கேப் போட்டுருங்க லென்ஸ் கழட்டிடுங்க கழட்டிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த டெஸ்ட்டும் போகாது அதே சமயம் இந்த சிலிக்கான் கவர் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஆல்ரெடி கேமரா ஹீட் ஆகும் ப்ளஸ் இதுவும் சேர்ந்து ஹீட் ஆகும் இது வந்து ஹீட் வந்து வெளியே விடாது கொஞ்சம் உள்ளே இருக்கும் ரொம்ப அப்போஸ் பண்ணி வச்சுக்கும் ஸோ கேமரா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகும் எதனால் ட்ரபுள் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதை ஏன் போட்டோம் அப்படின்னா கேமரா கொஞ்சம் தம்பிக்கு ஈரக்கை அந்த வழவழப்பாயிடும் கேமராலாம் பழைய கேமரா மாதிரி மாறிடும் ஸோ அதனால் போட்டிருக்கான் தம்பி ஓகே முடிஞ்சிச்சு கேமரா பேக் இப்படி வைக்கலான்றதையும் சொல்கிறான் அதையும் பாருங்கள் அடுத்து அந்த கேமராவோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ போட்டுருவோம் கேமராவுக்கு எப்போ சார்ஜ் போட்டாலும் சரிங்க கேமரா சார்ஜ் போட்டு அந்த அடாப்டர்லேருந்து கழட்டி வச்சுருங்க சார்ஜர்லேருந்து பேட்டரியை கேமராலேயே இருந்தாலும் பேட்டரி பேக் பண்ணும்போது கழட்டி வச்சுருங்க ஹீட் ஆச்சுனா பேட்டரி பர்ன் ஆனாலும் கேமராவுக்கே ப்ராப்ளம் வரும் ஸோ ப்ராப்ளத்தை தவிர்க்கணும்னா ரொம்ப நம்ம தான் சேஃபாக இருக்கணும் எப்பவுமே அதனால் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கணும் லென்ஸு பபுள் ஷீட் போட்டு சுற்றுறான் அதுவும் சேஃப்டி தான் கேமரா பேக் பேக்கில் தேவையான எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வைக்கிறப்பில் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேமராவோட C type C to C type அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் இருக்கீங்க சார்ஜ் போட முடியல எனக்கு ஈவெண்ட் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா கேமராக்குன்னு ஒரு பவர் பேங்க் இருக்குது அந்த பவர் பேங்க்கில் C type C type connect பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணி நம்மளோட ஒர்க் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தடு இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு C to C type cable use பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பின்ன உடஞ்சா திருப்பி கேபிள் வராது பரவாயில்ல கேபிள் மாற்றலன்னு வச்சுங்க ஆனால் கேமராவில் டேமேஜ் ஆனால் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது so C type cable use பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க கேமரா அதே சமயம் ரெஸ்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை சென்டர் ரெஸ்டாப்பு சைடு ரெஸ்டாப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க அவங்கவுங்க ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என் தம்பி கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்டான் சிறப்பாக பாய்னு சொல்லிட்டான் ஸோ நானும் கிட்டேருந்து ரிவ்யூ பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்